ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இருபதாம் தேதி ஏப்ரல் மாதம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீ ரங்கநாத சுவாமி கோவிலுடைய இணை ஆணையர் செயலர் என்று சொல்லப்படுகிற மாரிமுத்து என்பவன் இந்த கோவிலின் பூஜை முறைகள் சரியாக இந்த கோவிலிலே ஆச்சாரிய புருஷர்கள் பூஜைகளை தாமதப்படுத்துகின்றார்கள் என்று பூஜை முறையிலே தலையிட்டு எந்த பூஜை எத்தனை நேரம் யாரால் எப்பொழுது எங்கு செய்ய முடியும் என்ற அளவிற்கு தீர்மானம் செய்யக்கூடிய ஆளாக ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய கோவிலுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டு ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் அந்த ஆணையை உங்களிடம் நான் பகிர்ந்து கொண்டிருந்தேன் இது குறித்து இந்து சமய அலைத்துறை ஆணையருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியிருந்தேன் அந்த கடிதத்தின் நகலை இந்த மாரிமுத்து என்பவனுக்கும் அனுப்பியிருந்தேன் அந்த கடிதத்திற்கு பதிலாக எனக்கு ஒரு மிரட்டல் கடிதத்தை விட்டிருந்தான் இந்த பேடி மாரிமுத்து அதையும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தேன் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்கிற பழமொழியை நிரூபிக்கும் வகையிலே நேற்று இந்த மாரிமுத்து ஸ்ரீரங்கம் கோவிலே பெருமாளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய ஒரு நபர் அவருடைய பெயர் ஸ்ரீனிவாசன் அவர் கோவில் மகாஜனம் என்கிற ஒரு கைங்கரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவரை இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறான் சஸ்பெண்ட் செய்திருக்கிறான் முதல்ல கோவிலுக்குள்ளே பூஜை எத்தனை மணிக்கு நடக்கணும் எவ்வளோ நேரம் நடக்கணுன்ற சொல்கிறதுக்கு உரிமை இந்த ஆளுக்கு இல்லை அதுக்கு முன்னால் இந்த கோவிலில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை அப்பாயின்ட் பண்ணதுக்கான லெட்டரே இந்த கோவிலில் இல்லை அப்போ இவனுடைய நிலைமையே சட்டவிரோதமான நிலைமை அது ஒரு பக்கம் இருக்க இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு ஒரு கோவிலுடைய வரவு செலவு கணக்குகள் சரியாக இருக்கிறதா வரவேண்டிய வருமானம் சரியாக வருகிறதா செய்ய வேண்டிய செலவுகளை சரியான விஷயத்திலே சரியான அளவுக்கு செலவு செய்கிறார்களா அறங்காவலர்கள் என்பதை பார்ப்பதற்கு மட்டும்தான் உரிமை இருக்கிறது என்பதை சட்டப்பிரிவு இருபத்தி மூணு இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் சொல்லியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறேன் அதை தவிர ஒரு கோவிலுடைய பழக்க வழக்கங்களை எந்த விதத்திலும் மாற்றாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமை இந்து சமய அறநிலைத்துறை ஆணையருக்கு உண்டு என்று சட்டப்பிரிவு இருபத்தைந்து சொல்கிறது ஒரு சம்பிரதாயத்தை சார்ந்த கோவிலுக்கு எந்த விஷயத்திலும் அந்த ஆச்சாரத்தை கலந்து கொள்ளாமல் ஆணையர் இந்து சமய ஆணையர் எதையும் செய்யக்கூடாது இதெல்லாம் எதுக்கு சொல்லியிருக்குனாக்கா இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் ஆர்டிக்கிள் இருபத்தாறு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒரு அடிப்படை சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது அந்த மதத்தினுடைய விஷயங்களை அந்த மதமே தீர்மானித்து கொள்ளலாம் என்பதற்காக இதெல்லாம் இப்படி இருக்குது ஆனால் இந்த மாரிமுத்து என்கிற பேடி தன்னுடைய ஆதிக்கத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக பூஜை முறைகள் சரியாக நடக்கவில்லை என்பதைப் போலே ஒரு கடிதத்தை எழுதுகிறான் யாருக்கு எழுதுகிறான்றதை முதல்ல நம்ம பார்க்கணும் இந்த கோவிலுடைய உள்துறை கண்காணிப்பாளருக்கும் நிர்வாக பிரிவு எழுத்தருக்கும் அனுப்புகிறான் அந்த கடிதத்தை தான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் இந்த அத்துமீறலை நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டது எம்மேலே அவனுக்கு கோபத்தினாலே இன்று கோவிலிலே கைங்கரியம் செய்யக்கூடிய மத்வ சம்பிரதாயத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் என்கிற கோவில் மகாஜனத்தை இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறான் எனக்கு அனுப்பின கடிதத்திலேயே இந்த ஸ்ரீனிவாசன் என்பவர் தான் இந்த கடிதத்தை எனக்கு கொடுத்தார் போலே இவன் தெரிகிறான் இவனுக்கெல்லாம் ஒரு புலனாய்வு புலின்னு நினைப்பு அதில் எழுதின இவனுடைய சட்டவிரோத விஷயத்தை பார்க்காம அதை எனக்கு யார் கொடுத்தான்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதில் ஏதோ ஒரு அப்ராணியான ஒரு ஸ்ரீனிவாசன் என்கிற கோவில் மகாஜனத்தை இன்று இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறான் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்ட கடிதத்தை நான் பக்கத்தில் போடுறேன் நன்னாவே பாருங்கோ இதில் என்ன இருக்குது எங்கேயாவது ஒரு இடத்துல கோவில் மகாஜனம் ஸ்ரீனிவாசன் என்கிற பேர் இருக்கா அப்போ இந்த கடிதத்தை எனக்கு கொடுத்துருக்கிறது யாராக கொடுத்துருக்கணும் இந்த கடிதத்தில் இருக்கிற நாலு பேர் யார் ஒன்று உள்துறை கண்காணிப்பாளர் ரெண்டாவது நிர்வாக பிரிவு எழுத்தர் இவர் ரெண்டு பேருக்கும் தான் இந்த மாரிமுத்து ஒரு ஆணையை பிறப்பிக்கிறான் அப்போ இந்த ரெண்டு பேருக்கிட்ட தான் இந்த கடிதம் போயிருக்கணும் அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் என்கிட்ட கொடுத்துருக்கணும் இல்லைன்னா இந்த கடிதத்தை எழுதியவர் யார் மாரிமுத்து மாரிமுத்துவின் சார்பில் கையெழுத்து போட்டவர் யார் மாரிமுத்துவின் சார்பில் கையெழுத்து போட்டது இந்த கோவிலுடைய மேனேஜர் மேலாளர் அப்போ இந்த நாலு பேரை தவிர வேறு யார் இந்த கடிதத்தை எனக்கு கொடுத்துருக்க முடியும்னு நீங்களே கொஞ்சம் யோசிங்கோ எந்த மூலியமாக அந்த கடிதம் என்கிட்ட வந்தால் என்ன சட்ட விரோதமாக ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு இந்த கடிதத்தை இன்னார் எனக்கு கொடுத்தார் இன்னார் எனக்கு கொடுக்கக்கூடாது என்னையும் ஒரு மிரட்டல் மிரட்டி அது பலிக்கலன்னு உடனே இந்த கோவில் மகாஜனம் ஸ்ரீனிவாசனை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள் இடைக்கால பணி நீக்கம் இந்த விஷயத்த இந்து நாளிதழில் போடுறாங்க அதாவது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலிலே வேணு ஸ்ரீனிவாசன் முதல் குற்றவாளியாக கீழமை நீதிமன்றத்திலே தீர்மானம் செய்து சம்மன் அனுப்பப்பட்ட விஷயத்தை இவர்கள் போடவில்லை ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீ ரங்கநாத சுவாமியுடைய திருவடிகளை பிதை சிதைத்ததை பற்றி இவர்கள் போடவில்லை நம்பெருமாள் தொலைந்ததை பற்றி இன்று வரை போடவில்லை ஆனால் இந்த ஸ்ரீரங்கம் கோவிலிலே இந்த கோவில் மகாஜனம் என்பவர் கோவிலுக்கு இருக்கிற ஆவணத்தை வெளியிலே பகிர்ந்து விட்டார் கோவிலுடைய ஆவணங்கள் டெம்பிள் ரெக்கார்ட்ஸ்னு போடுறோம் என்ன டெம்பிள் ரெக்கார்டு எழுதுறது திருட்டுத்தனம் எழுதுறது சட்டவிரோதம் இதை பகிர்ந்து கொள்ளக்கூடாதான் அப்படின்னு இந்து நாளிதழில் இன்று பதிவு செய்திருக்காங்க திருச்சி எடிஷன் இந்த திருச்சி எல்லா ஊடகமும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா வேணு ஸ்ரீனிவாசன் முதல் குற்றவாளியாக மயிலாப்பூர் திருட்டு வழக்கிலே மயிலம்மன் விக்கிரக திருட்டு வழக்கிலே நீதிமன்றத்தாலே நிர்ணயிக்கப்பட்டு அவனுக்கு சம்மன் வழங்கப்பட்டு ட்ரையல் துவங்க போகிறது என்கிற விஷயத்தை பற்றி யாரும் சொல்ல ஆனால் ஸ்ரீரங்கத்தில் கோவில் மகாஜனம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கோவிலுடைய ஆவணத்தை வெளியிலே பகிர்ந்து விட்டார் என்று அவரை இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறான் இந்த பேடி மாடி முத்து இப்போ கோவில் மகாஜனம்னா யார் அவருக்கு என்ன பணி என்பது உங்களுக்கு தெரியணும் இந்த ஸ்ரீரங்கத்தில் இந்த கோவில் மகாஜனம் என்கிற இந்த கைங்கிரியத்தை பல காலங்களாக மத்வ சம்பிரதாயத்தை சார்ந்த ஒருவர் செய்து கொண்டு வருகிறார் இப்பொழுது மத்வ சம்பிரதாயத்தை சார்ந்த ஸ்ரீனிவாசன் என்கிறவர் இந்த ப இந்த கைங்கிறத்தை செய்கிறார் அவருடைய வேலை என்னென்னா பெருமாள் புறப்பாடு கண்டருடும் பொழுது அந்த வழியிலே மான் தோலினாலே செய்யப்பட்ட ஒரு நீளமான ஒரு பட்டை இருக்கும் பெல்ட்டு போல் இருக்கும் அதை தரையில் பட்டார் பட்டார்னு அடைக்கணும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பட்டை அடிக்கிற ஸ்ரீனிவாசன் அப்படின்னு தான் தெரியும் அந்த பட்டை அடிக்கிறதுனா பெருமாள் வர வழியில் எல்லாமே இந்த மான் தோலினாலே படார் படார் படார் என்று அது பெல்ட்டு மாதிரி இருக்கும் பட்டு பட்டுன்னு அடிச்சுட்டு வரணும் இது அவருடைய வேலை முதல் வேலை ரெண்டாவது வேலை அவருக்கு என்ன கோவிலே இத்தனை நேரத்தில் இந்த விஷயம் நடக்க போகிறது அப்படின்னு ஒவ்வொரு ஆச்சாரிய புருஷர்கள் ஆச்சாரிய புருஷர்கள்னால் இந்த கோவிலுடைய ஸ்தலத்தார்கள் தீர்த்தக்காரர்கள் அவர்கள் வீடு சென்று இது போல் நடக்க போயிருந்து நீங்கள் வாருங்கள் என்று அழைக்க வேண்டும் இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்குது இந்த இந்த கோவில் மகாஜனம் என்பவர் இந்த கைங்கிற ரெண்டு கைங்கிறத செய்கிறார் இவருக்கு இந்துவில் எழுதுகிறாங்க இந்த கோவில் மகாஜனம் என்பவர் கோவில் பூஜைகள் நேரத்திலே நடக்கின்றதா என்பதை பார்ப்பதற்காக இருப்பவர் என்று இந்துவில் எழுதுகிறான் இந்து மாதிரி ஒரு கேவலமான ஒரு பத்திரிகையை நான் பார்த்ததே கிடையாது இத்தனைக்கும் இந்த ராம்ங்கிறவன் ஒரு ஐயங்காரன் வேற அவனுக்கு பேர் சரியான நாத்திகன் அவனை போன்ற நாத்திகனை உலகத்திலே பார்க்க முடியாது திமிர் பிடித்தவன் அகம்பாவம் பிடித்தவன் ஆணவம் பிடித்தவன் இந்த திமிர் பிடித்த அகம்பாவம் பிடித்த ஆணவம் பிடித்த ராமனுடைய இந்து பத்திரிகையின் திருச்சி எடிஷனிலே கோவில் மகாஜனம் என்பவருக்கு ஸ்ரீரங்கம் கோவிலிலே பூஜைகள் நேரத்திலே நடக்கின்றதா என்பது பார்ப்பதற்கு ஒரு பணி என்று எழுதுகிறான் த ரோல் ஆஃப் கோவில் மகாஜனம் is to ensure the puja timings were duly followed நான் இன்னிலேருந்து பார்க்குறேன் ஸ்ரீரங்கத்தில் இன்னிலேருந்து நம்ம பார்ப்போம் ஸ்ரீரங்கம் கோவிலுடைய வெப்சைட்டில் இணையதளத்தில் இந்த நேரத்தில் பூஜை நடக்கணும்னு போட்டிருக்கு ஸ்ரீரங்கம் கோவிலுடைய பஞ்சாங்கத்தில் இந்த நேரத்தில் புறப்பாடு நடக்கணும்னு போட்டிருக்கு இன்னிலேருந்து நம்ம கணக்கு போடுவோம் எத்தனை நாள் நேரத்தில் தொடங்கி நேரத்தில் முடியறதுன்னு நம்ம பார்ப்போம் பூஜை நேரம் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரைன்னு இருந்துன்னு வச்சுங்களேன் அந்த பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை மணிக்கு பூஜை நடக்கிறதா இல்லை சேவார்த்திகளை விட்டு கல்லா கட்டுகிறாரா என்பதை இன்றிலிருந்தே பார்ப்போம் இத்தனை நாள் வரைக்கும் நடந்தெல்லாம் விட்டுடுவோம் இன்னிலேருந்தே பார்க்குறேன் மாரிமுத்து நீ வசமாக மாட்டியிருக்க அதை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ உன்னை ஆட்டி வைக்கும் ஸ்ரீனிவாசன் போன்ற வழக்கறிஞர்கள் இருக்கும் வரையிலே உனக்கு இந்த ஊரிலே நிம்மதியே இருக்காது என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் முன்னடியே சொன்ன சாது மிரண்டால் காடு கொள்ளாது அடியார்களை துன்புறுத்தினால் பெருமானுக்கு கடும் கோபம் வரும் அந்த பெருமானுக்கு வரக்கூடிய கோபத்தை பார்த்து என்னை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்களுக்கு இன்னும் பல மடங்கு கோபம் வரும் என்பதை நீ புரிந்து கொள் உனக்கு சம்பிரதாயத்தில் ஒரு மண்ணும் தெரியாது உனக்கு தெரிய வேண்டிய அவசியமும் கிடையாது ஏன்னா நீ ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் அரசு ஊழியர் சர்வெண்ட்டுனாக்க வேலையாள் என்று பொருள் நீ அந்த வேலைக்காரன் வேலையை ஒழுங்காக செய்கிறத ஒழுங்காக பார்க்காம தேவையில்லாத இடத்துல மூக்கை நுழைக்கிறாய் பெருமானுக்கு இதிலே அதிருப்தி இருக்கிறது என்பதை எப்படி அவர் காமிக்கிறார் பல முறை சொல்லியிருக்கேன் ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு பேசும் பெருமாள் என்று பெயர் உண்டு என்று சொல்லியிருக்கிறேன் இன்று காலை ஸ்ரீரங்கத்திலே சந்திர புஷ்கரணியிலே பல மீன்கள் இறந்து கிடக்கின்றன சைடில் போடுறேன் வீடியோ பாருங்க பல மீன்கள் இன்று பெரிய பெரிய மீன்கள் இறந்து மிதந்து கொண்டிருக்கின்றன இதை திருட்டுத்தனமாக இவர்கள் அவசர அவசரமாக அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மீனை கொண்டு போய் யார் வீட்டில் கொண்டு போய் எவனுக்கு கொடுக்க போகிறானோ அது எவனுக்கு விற்க போகிறானோ அது எவன் வாங்கி தின்ன போகிறானோ அது அவனுடைய தலையெழுத்து இந்த கோவிலில் இன்னைக்கு ஏராளமான மீன்கள் செத்ததற்கு காரணம் என்ன என்கிற விஷயத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த மாதிரி இந்த ஸ்ரீரங்கம் கோவிலில் நடந்ததே கிடையாது நடந்ததே கிடையாது இந்த ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் பல குழல்பலியும் நடத்தினாங்க இந்த கோவிலில் திருட்டு பணி பண்ணும்போது அப்போ இந்த கோவிலுடைய குளத்தையும் நாசம் செய்தார்கள் அந்த நாசம் செய்ததன் விளைவு இந்த கோவில் குளம் பல நாள் வத்தி இருக்கிறது இந்த கோவிலுக்கு குளத்தில் தண்ணீர் வர வேண்டும் என்றால் அங்கே போர் போட்டு அங்கே தண்ணி போட்டு ஆர்டிஃபிஷியலாக பண்ணிட்டு இருக்காங்க பல விஷயங்களிலே கோவிலிலே நடக்கும் பல ஊழல்களிலே இந்த கோவில் குளம் ஊழலும் ஒரு ஊழல் இந்த குளத்திலே இருக்கும் பல மீன்கள் இன்று இறந்து மிதந்து கொண்டிருப்பது பெருமானுடைய அதிருப்தியை நமக்கு காட்டுகிறது ஒரு அப்பாவியான ஸ்ரீனிவாசன் என்கிற கோவில் மகாஜனத்தை ஒரு கொடும்பாவியான ஸ்ரீனிவாசன் என்கிற பெயரை கொண்டே இருக்கிற வழக்கறிஞரின் தூண்டுதலிலே மாரிமுத்து என்கிற பேடி இடைக்கால பணி நீக்கம் சட்டவிரோதமாக செய்திருக்கிறான் ஏன்னா அவனுக்கே சட்ட ரீதியாக அங்கே ஒரு இடமில்லை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியாக ஸ்ரீரங்கத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஒரு மாதம் மே மாதம் கோர்ட்டு லீவு நீ பண்ணுற அட்டுழியத்தெல்லாம் இன்னிலிருந்து கணக்கு போடுவோம் ஜூன் மாதம் துவங்கியவுடன் நான் தொடுக்க போகும் வகையிலே நீ நீதிமன்றம் வந்து மன்னிப்பு கேட்பாய் என்பதை உறுதியாக நான் சொல்லிக் கொள்கிறேன் அது எந்த ஊடகத்துலேயும் வராது இப்போ நீ போட்ட பாரு இண்டுவில் காசை கொடுத்து அதை மாதிரி காசை கொடுத்து நீ போடாமல் வைக்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு எனக்கு நன்னாவே தெரியும் எல்லா திருட்டு பயல்களுக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் பூனை கண்ண முடிண்டா பூலோகம் இருண்டு போனதுன்னு நினைக்கிற புத்தியை ஒடுங்கோ கிணத்து தவளையாக இருக்காதிங்கோ உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நீ அமுத்தி காசை கொடுத்து அமுத்திடலான்னு அரசியல்வாதிகளைப் போலே நீங்களும் செய்ய துவங்கினால் பெருமான் அந்தர்யாமியாக எல்லோரிடமும் இருக்கிறான் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ளுங்கள் உங்களுக்கும் பெற்றவர்கள் இருக்கின்றார்கள் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இருக்கிறார்கள் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் பெருமானிடம் அபச்சாரப்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லுவேன் அதுக்கு மேலே நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அது உன்னுடைய தலையெழுத்து பெருமானிடம் அபச்சாரம் படக்கூடிய ஒரு செயலை நீங்கள் செய்வீர்களே ஆனால் அது உங்களுடைய போதாத காலம் கெடுவான் கேடு நினைப்பான் என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்னை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா